வணக்கம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மார்ச் டென் டைம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா thirty four thousand six twenty ரேஞ்சில் ட்ரேடிங் போகையில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் மாற ஒருடையும் இதில் நமக்கு கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம் ஸோ அப்படி நமக்கு இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டாக மாறுதுன்றனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty four thousand six twenty two my ninety அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் மேலே இருக்க லைன்ஸ் தான் க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதாவது first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் ப்ரீஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஆக்சுவலி ஒரு மார்னிங்லேயே ஜெனரேட் ஆச்சு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணோம் நமக்கு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு டுவெல் பிஎம்லேருந்து பார்த்ததுலேயே நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட் கால்னு எடுத்துக்கிட்டால் இந்த செல் கால் தான் இப்போ டூ தேர்ட்டி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் தான் கரெக்டாக டூ தேர்ட்டிலேருந்து தான் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு தேர்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ரைஸ் ஆனதில் நமக்கு பைக்காலாம் சேஞ்ச் ஆச்சு அப்படி வந்த பைக்காலும் பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் கூட இன்னும் ஆகலை நமக்கு ஒரு எயிட் எயிட்டி பர்சன்ட் மேலே டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி டூவில் வந்தது இப்போ சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போயிருக்கு நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் செவன் ஆட் நைன் சொல்லியிருந்தோம் ஸோ செவன் டென் வருதா ஒரு எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் மேலே ப்ராஃபிட் வந்து கிடைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் எவ்ரிடே அதுவே கேண்டில்ஸ் மூவ் பண்ணுறதை அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வரும் அந்த கால்ஸை ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஜஸ்ட்டு ஆர்டர்ஸ் தான் வந்து பிளேஸ் பண்ண போகிறீங்க நம்ம கிடைச்ச பைக் கால் ஒரு டூ மினிட்ஸில் ஃபஸ்ட் ஹாராட் அச்சீவ் ஆயிருக்கு bank nifty weekly expiry option thirty five thousand put option பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி மார்னிங்கில் செல் கால் வந்துச்சுன்னு சொன்னோம்ல அதுக்காண்டி தான் புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீனில் பை கால் வந்துச்சு வந்தது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் சைல் இறங்கிட்டு தான் மார்க்கெட் ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் ஃபுல் ரெக்கவரி மோடில் ஏறினதில் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே ரைஸ் ஆச்சு த்ரீ செவன் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிருக்கு அதுக்கப்புறம் இப்போ டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து நமக்கு ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் பை கால் ஸோ நமக்கு புட் ஆப்ஷனில் வந்து செல் காலாக காட்டுது நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனாகவும் பார்த்துக்கலாம் ஸோ செல்கால் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி நைனில் வந்து த்ரீ தேர்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ ஒரு டேரக்ட் ஆப்ஷனில் கால்ஸ் வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி இதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம் இல்லை ஃபியூச்சரில் வர கால்ஸை பார்த்துட்டு அதில் என்ட்ரி வரையில் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் இப்போ மா மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களால் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும் முடியும் அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ